வண்டிய எத்தனை வரும் மாட்டை கட்டி வருஷத்தில் ஒரு நாள் நடத்துவோம் போட்டி நாங்க சோஜா மேல சொக்குடா சேலம் பெட்ட டானுடா எங்க புள்ளியோ வந்தாக்கா ரேஸில் சொயில விடுவோம் மாட்டடா வண்டியே எத்தனை வரும் மாட்டை கட்டி வருஷத்துல ஒரு நாள் நடத்தவும் போட்டி வண்டியே எத்தனை வரும் மாட்டை கட்டி வருஷத்துல ஒரு நாள் நடத்தவும் போட்டி சவுண்ட குத்து ஓட்டுவோம் மாட்டை விரட்டி காட்டு கொண்டா சட்டைய கலட்டி வாடிவாசல் மாடு வரும் துள்ளினே எத்தா சொல்லு வாண்டா நாங்க தமிழனு வாடிவாசல் மாடு வரும் துள்ளினே எத்தா சொல்லுவோண்டா நாங்க தமிழனே வண்டியே எத்தனை வருவோம் மாட்டை கட்டி வருஷத்துல ஒரு நாள் நடத்துவோம் போட்டி வண்டியே எத்தனை வருவோம் மாட்டை கட்டி வருஷத்துல ஒரு நாள் மாட்டை ஓட்டி நாங்கள் அத்தின வருவோம் பரிசுங்கோ மாட்டை பத்தி தப்பா பேசுறவன துரத்துங்கோ மாட்டை ஓட்டி நாங்கள் அத்தின வருவோம் பரிசுங்கோ மாட்டை பத்தி தப்பா பேசுறவன துரத்துங்கோ ஏகப்பட்ட ரேச ஓட்டி மாட்டு வண்டியில் ஊரை சுத்தி பாட்டில் நான் சொல்ல போகிறேன் மாட்டை பத்தி ஏகப்பட்ட ரேச ஓட்டி மாட்டு வண்டியில் ஊரை சுத்தி பாட்டில் நான் சொல்ல போகிறேன் மாட்டை பத்தி மாடு வந்தா விசில் பறக்கும்பா ரேசில கைத்த விட்டா மாடு பறக்கும்பா மாடு வந்தா விசிலு பறக்கும்பா பேசில கைத்த விட்டா மாடு பறக்கும்பா வண்டியே எத்தனை வரும் மாட்டை கட்டி வருஷத்துல ஒரு நாள் நடத்துவோம் போட்டி வண்டியே எத்தனை வரும் மாட்டை கட்டி வருஷத்துல ஒரு நாள் நடத்துவோம் போட்டி மாட்டு ரேஸில் நாங்கள் இருப்போண்டா தௌலத்தான் ஜல்லிக்கட்டில் மாடு குத்துனாக்க அவ்வளோத்தான் மாட்டு ரேஸில் நாங்கள் இருப்போண்டா தௌலத்தான் ஜல்லிக்கட்டில் மாடு குத்துனாக்க அவ்வளோத்தான் ரேக்கில் ரேஸில் என்றைக்குமே நாங்கள் தாண்டா ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டில் மாட்டை பூச்சா நீ தாண்டா பெஸ்ட்டு ரேக்கில் ரேஸில் என்றைக்குமே நாங்கள் தாண்டா ஃபஸ்ட்டு ஜல்லிக்கட்டில் மாட்டை பூச்சா நீ தாண்டா பெஸ்ட்டு ஜாலியாக போவோம் நாங்கள் காடி ஏற்றுன்னு கெட்டா சொல்லுவாண்டா நான் தான் ஃபஸ்ட்டுன்னு ஜாலியா போவோம் நாங்க காடி ஏத்தினே கெட்டா சொல்லுவோண்ட நான் தான் வண்டியே எத்தின வருவோம் மாட்டை கட்டி வருஷத்துல ஒரு நாள் நடத்துவோம் போட்டி வண்டியே எத்தின வருவோம் மாட்டை கட்டி வருஷத்துல ஒரு நாள் நடத்துவோம் போட்டி ஆ சவுண்டை குத்து ஓட்டுவோம் மாட்டை விரட்டி வீரத்தலும்ப காட்டுவோண்டா சட்டையை கலட்டி வாடி வசலம் மாடு வரும் துள்ளினு எத்தா சொல்லுவோண்ட நாங்க தமிழனே வடிவசல ஒரு துள்ளினே எத்தா சொல்லுவோண்ட நாங்க தமிழனே வண்டியே எத்தனை வருவோம் மாட்டை கட்டி வருஷத்துல ஒரு நாள் நடத்துவோம் போட்டி வண்டியே எத்தனை வருவோம் மாட்டை கட்டி வருஷத்துல ஒரு நாள் நடத்துவோம் போட்டி